வணக்கம் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதாவது எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரியும் கீழே இறங்குதுன்னு தெரியும் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்துட்டு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுங்கன்ற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த சார்ட் நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் பார்க்குறோம் நம்ம டெய்லி ஆக்சுவலி வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா இன்றைக்கி ஒரு மண்டே மார்க்கெட் ஏப்ரல் செவன்டீன்த்து நம்ம வாட்ச் பண்ணுறோம் இப்போ ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு அதனால தான் நமக்கு ரெட் கலரில் போய்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி நைன் ஃபிஃப்டீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த பிக் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் சைடு இறங்குச்சு பட் இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீயஸ் டே ஆன தேர்ஸ்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஓப்பன் ஆச்சு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியில் பை கால் ஜெனரேட் ஆனது நல்ல அந்த கால் ஜெனரேட் ஆன இடம் இங்கே தான் இங்கேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் மொமெண்டம் அதில் நமக்கு ஃபஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு கண்டினியூஸ் புல்லிஷில் செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் கால் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் ஆட்டோமேட்டிக்காகவே லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மேலே வந்தால் பை காலாகவும் கீழே வந்தால் செல் காலாகவும் கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க இதில் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சு பண்ணிக்க முடியும் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டென் மினிட்ஸ்குள்ளக்க நல்லா டவுன் சைடு இறங்கி ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இதில் கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் போனது ஃபிஃப்த் கேண்டில்லேருந்து நல்ல டவுன் அந்த டவுனில் தான் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ